ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஜால்ராணி இதில் நாங்கள் போக போகிறோம் இப்படி பார்த்தா முன்னோக்கி இருக்கிறது தேர்ட் தேர்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸுக்கு வருவோம் இந்த தேர்ட் கிளாஸ் இது ஓட்டி இருக்குது ఓకే ఫ్రెండ్స్ థర్డ్ క్లాస్ గారుగా ఇతను థర్డ్ క్లాస్ ఇప్పుడే పోయికొండ్రుగా మేల ఫ్రెండ్ ఓవర్ சீட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டும் ஒவ்வொரு ஃபேன் போட்டுருக்கு இது நின்று போகிறாங்க பிடிக்கிறார்கள் இப்படி கைபிடி இதான் இருக்கைகள் இது தேர்ட் கிளாஸ் ஒரு தேர்ட் கிளாஸுக்கு நடுவில் ஒரு மேலே செல்ல கூட காணப்படுது இப்படி நேராக போனால் செகண்ட் கிளாஸ் இது செகண்ட் கிளாஸ் தான் இருக்கேன் இதுக்கு மேலேயும் ஒவ்வொரு கொஞ்சம் தள்ளி தள்ளி இடத்துல ஃபேன் போட்டுறதுக்கு மற்ற பிடிச்சி ஒன்றிக்கிறதுக்கு நிற்கிறதுக்கு ஒரு இது கைப்பிடிகள் காணப்படுது இதுதான் இருக்க ரெண்டு ரெண்டு பேர் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது இப்போ போவோம் இது செகண்ட் கிளாஸ் இதில் கூடம் ரெண்டு காணப்படுது இப்போ நேராக போனால் இந்தியாவில் திருப்பி தேர்ட் கிளாஸ் வருது ஸ்பஞ்சும் இல்லாட்டியும் ஒரு வருவா இல்லை புதுசாக புதுசாக காணப்படுது எல்லாம் இதிலே ஒரு வேலை செலவு ரெண்டு வேலை செலவு சொல்லுங்க காணப்படுது திருப்பியும் இங்கே அதர் கிளாஸ் அப்படியே போய் கொண்டிருக்கு மூன்று தேர்ட் கிளாஸ் இருக்கு நினைக்கிறேன் சைடில் சுவிட்ச் இருக்கு லைட்டுக்கு ஃபேனுக்கும் அவசர தேவைக்கு அமர்த்துறதுக்கு பட்டன் பச்சிருக்கு தேர்ட் கிளாஸ் இந்த தேர்ட் கிளாஸோட முடியுது இஸ்ரால் ராணி ஜால் ராணி காங்கிரஸ் வந்துடுறதெல்லாம் நிற்கிது இப்போ ரெண்டு மணிக்கு வலிக்கிட போகுது